ஸோ உடைய டைரக்டர்னா டாக்டர் மீரா சுதீரனுடைய பெயர் மன் கி பாத் ஹண்ட்ரட் எபிசோடில் இன்வைட் பண்ணதுக்கு ஒரு ஆயுர்வேத பாரம்பரிய மருத்துவராக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம மினிஸ்டர் சர்பானந்த் சோனேவால்ஜி கூட நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தேழு முறை நம்மளுடைய பாரத பிரதம மந்திரி ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி இந்த ஹண்ட்ரட் எபிசோட்ஸில் தேர்ட்டி செவன் டைம்ஸ் இப்போ thirty seven out of hundred வாங்கியிருக்கோம் நாங்கள் mark so we are really proud of it இவர் மென்ஷன் பண்ணதுனால இந்தியாவுக்குள்ளேயே நம்மளுடைய மக்களுடைய நம்பிக்கை நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாரம்பரிய மருத்துவத்து மேலே அலோபதி டாக்டர்ஸ் நிறைய மனசுக்குள்ளேயே இதை வந்து ரகசியமாக ப்ராக்டிஸ் வச்சுருந்தவங்க they are coming up openly and supporting us so it's really a proud moment and throughout the world கிட்டத்தட்ட எழுபது நாடுகளில் யோகா எங்கெங்கெல்லாம் நிலைநாட்டியிருக்கோமோ அங்கே எல்லா இடத்துலையும் ஆயுஷும் பரவி கொண்டு வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அதனால் As uh, Ayush doctors, we are very proud and I am proud to represent Ayush doctors in this 100th episode of Manti